ஈஸ்டர் தீவு இன்று மர்மமான நிகழ்வில் நாம் பார்க்க இருப்பது பல ஆயிரம் கிலோமீட்டர் இடைவெளியில் நடுக்கடலில் உள்ள மெற்ற அந்த தீவில் எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கற்சிலைகளை உருவாக்கியது யார் எதற்காக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு அப்படியே பில் பட்டனை தட்டி ஆள்னு கொடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா இது மாதிரி வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பசிபிக் பெருங்கடலின் தென்கிழக்கில் வெளி உலக தொடர்பே இல்லாமல் வெகு தொலைவில் நடுக்கடலில் ஒரு பச்சை கம்பளம் போல் விரிந்து இருக்கிறது ஒரு தீவு இது சிலி நாட்டிலிருந்து மூவாயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் மேற்கேயும் பிட்கேரன் தீவிலிருந்து ரெண்டாயிரத்தி எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் கிழக்கையும் உள்ள தனிமையான தீவு இது அதை சுற்றி பல ஆயிரம் கிலோமீட்டர்களுக்கு எந்த நிலப்பரப்பையோ இல்லை வேற எதையும் கூட பார்க்க முடியாது நீலக்கடலின் நடுவே பச்சை புள்ளியை போல் இருக்கும் அந்த தீவு இந்த தீவில் ஒரே மாதிரியான உருவத்தில் சிறிதும் பெரிதுமாக எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கற்சிலைகள் இருக்கிறது அதை வைத்தது யார் எதற்காக அங்கு வைக்கப்பட்டுள்ளது என்று இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம் கிபி ஏழாம் நூற்றாண்டின் வாக்கில் பொலினீசியா தீவு கூட்டத்திலிருந்து சில மக்கள் அருகில் உள்ள தீவுகளில் குடியேற புலம்பெயர்ந்ததாகவும் அவர்கள் வழிதடுமாறி வெகு தூரம் சென்றிருக்கலாம் எனவும் பின் காற்று போகும் திசையில் சில நாட்கள் சென்று ஒரு பகுதியில் கரை ஒதுங்கியிருக்கலாம் என்றும் நம்பப்படுகிறது அந்த நாளில் சாதாரண கட்டுமரங்கள் மூலம் அவர்கள் கடந்த தூரம் மிகவும் மலைக்க வைப்பதாகவும் உலகில் நடந்த மாபெரும் கடல்வழி இடப்பெயர்ச்சி இது என கூறப்படுகிறது அதற்கு பின் அடுத்த ஆயிரம் ஆண்டுகளுக்கு யாரும் இந்த தீவிற்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்படுகிறது இங்கு வாழ்ந்த பூர்வகுடி இனத்தின் டிஎன்ஏ பொலினீசியன்களோடு ஒத்துப்போவதால் இவர்கள் பொலினீசிய தீவில் உள்ள ரப்பா இன மக்களாய் இருக்கலாம் எனவும் அவர்கள் நினைவாகவே இத்தீவிற்கு ரப்பா நூயி என்று பெயர் வைத்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது கடலும் காடும் மலையும் எரிமலையும் சிற்பக்கலையும் மீன் உணவும் என அத்தனை ரம்மியமான வாழ்வை வாழ்ந்திருக்கக்கூடும் எனவும் சிந்து சமவெளி நாகரிகம் அரபா நாகரிகம் சுமேரிய நாகரிகம் என இந்த வரிசையில் இது கடைசி நாகரிகம் என்றும் கூறப்படுகிறது இவர்களின் கலாச்சாரமும் பண்பாடும் இன்னும் விடையே தெரியாத மர்மமாகவே இருக்கிறது ஐரோப்பியர்களின் கால்கள் இந்த தீவில் படும் வரை நிம்மதியாகத்தான் வாழ்ந்துள்ளனர் முதன் முதலில் கிபி ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டில் டச்சு நாட்டை சேர்ந்த மாலுமியான ஜேக்கப் ரஹவீன் என்பவர் இத்தீவிற்கு வந்துள்ளார் அவர் வந்த தினம் ஈஸ்டர் தினம் என்பதால் இந்த தீவிற்கு ஈஸ்டர் தீவு என்று பெயரிட்டதாக கூறப்படுகிறது அவர்தான் இத்தீவை பற்றி வெளி உலகத்துக்கு அறிவித்தவர் முதல் ஐரோப்பியன் அந்த தீவில் கால் வைத்த அந்த நொடி முதல் இவர்களின் அழிவு தொடங்கியது அதுவரை அதிக வேற்று மனித இடையூறு இல்லாமல் இயற்கையை மட்டுமே நாடி வாழ்ந்து வந்த அந்த இனம் சூறையாடப்பட்டது பல நாடுகளுக்கு அவர்கள் அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டனர் இது அந்த இனத்தின் எண்ணிக்கையை பாதியாக குறைத்தது அடிமையாக இழுத்துச் செல்லப்பட்டவர்களில் சிலர் தப்பித்து மீண்டும் தீவிற்கு வந்துள்ளனர் அவர்களில் ஒரு சிலருக்கு சின்னம்மை தொற்று இருந்ததால் அந்த நோய் தீவு எங்கும் பரவியுள்ளது கொந்தளிக்கும் கடலின் கரையிலும் கொதிக்கும் எரிமலைகளின் அடியிலும் துள்ளி விளையாடிய அந்த இனம் பலவீனமடைய தொடங்கியது வரலாற்றை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கிடைத்த முதல் தகவல் படி இத்தீவில் பழங்குடியினர் வாழ்ந்துள்ளார்கள் என்பது நிரூபணமாகிறது ஆயிரத்தி எழுநூறுகளின் தொடக்கத்தில் இத்தீவில் மூவாயிரம் பேர் வரை இருந்ததாகவும் அதன் பின் ரெண்டாயிரத்தி பதினேழின் கணக்கெடுப்பின்படி ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூறு பேர் மட்டுமே இருப்பதாக கூறப்படுகிறது இன்று இந்த ஈஸ்டர் தீவு உலகின் சில ஆச்சரியங்களில் ஒன்று குறிப்பாக இத்தீவின் பெரும் அதிசயமாக கருதப்படுபவை இங்கிருக்கும் மோய் என்று சொல்லப்படும் ஒரே வடிவமைப்பில் சிறிதும் பெரிதுமான எண்ணூற்றி எண்பத்தி ஏழு கற்சிலைகள் இந்த கற்சிலைகள் ஏன் எதற்காக என்ற கேள்விக்கு பல வியாக்கியானங்கள் கொடுக்கப்படுகிறது ரப்பா நூயே எனும் அங்கு வாழ்ந்த பழங்குடியினரால் இது வடிவமைக்கப்பட்டது என்றும் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இத்தீவின் வடக்கு மூலையில் ராணா ரராகு எனும் எரிமலை கிட்டத்தட்ட முடியும் தருவாயில் எரிந்து கொண்டிருந்ததாகவும் அதன் சாம்பலை கொண்டே இந்த சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஒவ்வொரு சிலையும் சராசரியாக பன்னெண்டு முதல் முப்பது அடி உயரத்திலும் முப்பது முதல் நாற்பது டன் எடையுடன் உள்ளது இந்த சிலைகள் அனைத்தும் முழு உருவ சிலைகள் என்றில்லாமல் மார்பளவு மற்றும் இடுப்பு வரைக்குமான சிலைகளே காணப்படுகின்றன உருவங்களின் சாயல் ஒரே மாதிரியாக இருந்தாலும் சிலைகளின் பின்புறம் குறியீடு அல்லது சித்திர எழுத்துக்கள் செதுக்கப்பட்டுள்ளன சிலைகளின் அமைப்பை வைத்து பார்க்கும் பொழுது இத்தீவில் இரண்டு பழங்குடி இனங்கள் இருந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது காரணம் சிலைகளில் ஒரு வகை குட்டை காதுகளை கொண்டதும் இன்னொரு வகை நீண்ட காதுகளை கொண்டதும் இருக்கிறது நீண்ட காதுகளை கொண்டவர்கள் ஆட்சி அதிகாரத்தை கொண்டிருக்கலாம் எனவும் குட்டை காதுகளை கொண்டவர்களை அவர்கள் அழித்திருக்கக்கூடும் என்றும் நம்பப்படுகிறது இத்தீவின் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் கருதப்படுவது நாற்பது டன் எடையுள்ள மிக கனமான இந்த கற்சிலைகளை எப்படி உயரமான இடங்களில் கொன்று சென்று நிறுத்தினர் என்பதே ஆச்சரியமான ஒன்று இது குறித்து பல ஆண்டுகளாக பலவிதமான ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டன அதில் உருளைகள் நீண்ட கயிர்கள் சறுக்கு பலகைகள் இப்படி பலவற்றை கொண்டு சோதித்து பார்க்கப்பட்டன துரதிர்ஷ்டவசமாக ஆராய்ச்சியின் போது சில சிலைகள் உடைந்து போயுள்ளது பல பேர் முயற்சி செய்தும் அந்த சிலையை அந்த மக்கள் எப்படி மேலே கொண்டு போயிருக்க கூடும் என்று ஒரு தெளிவான முடிவு சொல்லாத நிலையில் ஹவாய் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் டெரிகண்ட் பின் கலிபோர்னியா மாகாண பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பேராசிரியர் கால்ஃப் லிப்போ தொல்லியல் ஆய்வாளர் சர்ஜிப்கோ ராபு இவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷ தொடர் ஆய்வின் இறுதியில் இந்த சிலைகள் எல்லாம் இப்படித்தான் நிறுவப்பட்டிருக்கும் அப்படிங்கிற முடிவிற்கு வந்ததோடு இல்லாமல் பதினெட்டு பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்து செயல்படுத்தியும் காட்டியுள்ளனர் பேராசிரியர் டெரிகண்ட் எழுதிய இந்த statues that walked unravelling the mystery of Easter Island என்னும் புத்தகத்திற்கு அமெரிக்க தொல்லியல் சொசைட்டியின் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிற்கான விருது கிடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஆனால் இவளது பிரம்மாண்டமான மொய் சிலைகள் என்ன காரணத்திற்காக உருவாக்கப்பட்டது என்ற கேள்விக்கு இன்னும் விடையே தெரியாத மர்மமாகவே உள்ளது மீண்டும் வேறு ஒரு மர்மமான நிகழ்வில் சந்திப்போம் வணக்கம்